எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அண்ட் வீடியோ பார்த்து இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை புக் பண்ணிக்க முடியுங்க sari number seven two nine body of sari green colour பல்லுவன் ப்ளவுஸ் பீச் கலருங்க ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளைனாக வரும் சேரீயில் பாடி ஆஃப் சேரீயுடைய length five point five metre length of blouse point seven metre width of sari and blouse forty five point five inches above இருக்குங்க இந்த சேரீயில் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் ஜரிங்க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 சென்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் transaction ID UTR number or reference number details இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு வந்து கிராஷ் செக் பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் sari number seven three four body of sari peach colour பல்லுவன் ப்ளவுஸ் டீல் ப்ளூ கலரில் இருக்குதுங்க இதுலேயும் கோல்டு அண்டு சில்வர் டெஸ்டட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் sari number seven three five body of sari yellow colour pallu and blouse pink colour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 வீடியோலேயே அப்படியே கண்டினியூஸாக சாரியும் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு அதே வீடியோலேயே கேப்சர் பண்ணுங்கள் ஏன்னா எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு நம்ம சென்ட் பண்ணுறதே இல்லைங்க ஸோ அதனால தான் அந்த ஓப்பனிங் பார்சல் வீடியோ மஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் sari number seven three seven pallu and blouse violet colour body of sari double shade pinkish orange ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க சாரியுடைய ப்ரைஸ் இண்டிவிஜுவல் சாரியுடைய price six thousand with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பியூர் சில்க்குங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பியூர் சில்க்கு டெக்ஸ்சர் தாங்க இருக்கும் அண்டு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குங்க த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வரும் சாரீ தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ கோல்டன் எல்லோலேயும் இருக்குது சாரியுடைய number seven three eight silver and gold ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் வருங்க sari number seven three nine பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூலையும் பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடில் வருதுங்க வயலட் அண்டு ராயல் ப்ளூ மிக்சிங்கில் வருதுங்க கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் டிசரிலையும் பொட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியுங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவைலபிலிட்டி அப்போவே செக் பண்ணி அது இருக்கா இல்லையா அண்டு um, வேறு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்களா இல்லை பேமெண்ட்டே வந்து அது சோல்டு ஆயிடுச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுக்க முடியும் sari number seven four zero pallu and blouse rani pink colour body of sari cream கலரில் இருக்குதுங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க அண்ட் நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக பியூர் சில்க்கு அதுவும் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க அதிகமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பியூர் சில்க்கு தான் வேணும் ஒரிஜினல் பட்டு சாரீ தான் வேணும் அதுவும் சாஃப்டாக அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வேணும் ஒரிஜினல் பட்டு சாரீ வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வேணும் அண்ட் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம குரூப்பில் வரக்கூடிய அப்டேட் பார்த்து வாட்ஸ்அப் மூலமாகவும் புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து சிறுமுகைக்கு நியர்பை பிளேசஸில் இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக கூட வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய சாரீஸை வந்து நேரில் பார்க்க முடியாதுங்க இப்போ நீங்கள் பார்த்ததில் body of sari ink blue with black காம்பினேஷனோட இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரைட் பிங்க் கலரில் இருக்கும் sari number seven four two body of sari pink கலர்லேயும் பலூன் ப்ளவுஸ் பிளாக் கலருங்க இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸுங்க கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியதுங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸோடு வருங்க அதாவது திக்காக இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகிறதாகட்டும் அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய புட்டர்ஸில் லைட்டாக விலகி இருக்கிறதாகட்டும் இதெல்லாமே வந்து காமனாக வரக்கூடியது எஸ்பெஷலி பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருந்தோன்னா பிளாக் கலர் த்ரெட்டு சரியில் விசிபிள் ஆகிறது எல்லாமே காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் வரக்கூடியதுங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரிட்டன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைங்க இதுதான் லேட்டஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ண சில்க் மார்க் ஸ்டிக்கருங்க ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் உங்களுக்கு இப்போ பார்த்த சாரீஸில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்